ஹாய் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய Ringing Rock County Park so எதனால் இங்கே ரிங்கிங் ராக்குன்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரா இந்த பாறையில் போய் நீங்கள் வந்து சுற்றியில் வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கல் சவுண்ட் மாதிரி கேட்கும் நார்மல் சவுண்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய பக்ஸ் கவுண்டியில் இருக்குது நீங்கள் நியூ ஜெர்சி டெலாவேர் அந்த பென்சில்வேனியா இதுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க் வந்து உங்களுக்கு ஆக்சசபிளாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்கள் கிட்ஸ் கூட நீங்கள் சிம்பிளான ஒரு ட்ரெக்கிங் போகணும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஹைக்கிங் அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சேஃபாக இந்த பார்க் கொஞ்சம் சேஃபாகவும் தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இது ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாக இந்த பார்க்கிங் இடத்துலேருந்து இந்த ராக் உள்ள இடத்துக்கு நீங்கள் ஈஸியாகவே வந்துடலாம் அதே மாதிரி இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபால் பார்க்கவும் போயிடலாம் அதுவும் கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் இதில் நீங்கள் இறங்கி கூட கீழே நின்று கூட போய் அந்த வாட்டர் கிட்ட நின்று பார்த்துட்டு வரலாம் நாங்கள் போனப்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் டைமில் அதே மாதிரி சம்மர் ஸ்டார்ட் ஆகிற டைமில் போயிருந்தோம் அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு பட் நீங்கள் சம்மரில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னமுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல சம்மரில் போய் பாருங்கள் இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஸோ இதை பார்க்க பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம் வாங்க ഒന്നുമില്ല വാ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட ட்ரோனில் எடுத்த வியூ இது ஸோ இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ராக்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அந்த கொஞ்சம் இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால சரி நான் என்ன பண்ணேன் சரி ட்ரோன் வியூவில் பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு தான் இந்த தனியாக இந்த பாறைகளை மட்டும் போட்டு வச்சுருக்காங்க அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல இவ்வளோ பெரிய இடத்துல இந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த பாறை இருக்கும் மேபி இது ஒரு பெரிய பாறையாக இருந்தால் அதை கூட உடஞ்சி கூட சின்ன சின்னதாக வச்சுருந்துருக்கலாம் அதுதான் நான் இந்த ட்ரோனில் நான் சும்மா கேப்சர் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கே ட்ரோன் அலௌடு தான் நான் நினைக்கிறேன் அலௌடு தான் பட் பெருசாக எனக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் எதுவும் வரல நீங்களே பாருங்கள் அந்த ரிங்கிங் ஆக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஃபால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாருமே நடக்கக்கூடிய இடம் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப இதெல்லாம் ஹெல்ப் எல்லாம் தேவைப்படாது நீங்கள் ஈஸியாகவே நடந்து போயிடலாம் ஜஸ்ட் அது அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் மைல்ஸ் கூட இருக்காது ஆஃப் மைல் கூட இருக்காது ஈஸியாகவே வாக் பண்ணியே போயிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபால் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா போகல ஒரு ஓரத்தில் மட்டும் போயிட்டுருக்கு ஸோ இதுதான் அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபால் ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா என்னோடய லாஸ்ட் வீக் நான் போன ட்ரெக்கிங்கோட ஒரு வீடியோ தான் இது நீங்களும் கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க அது நான் நான் நெக்ஸ்ட் வீக் நான் இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் my video take care bye